அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்க டிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம லக்னத்தை பத்தி பார்க்க போறோம் அவங்களோட குணாதிசயங்கள் அவங்களோட கேரக்டரை பத்தி பார்க்க போறோம் அடுத்து அதுக்கான அதுக்குண்டான அதிபதி யாருன்னா சூரியன் அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க ஃபர்ஸ்ட் சிம்ம லக்னத்துக்கான குணங்களை பத்தி பார்க்கலாங்க சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பேசுவாங்க பேச்சாற்றல் வந்து உங்களுக்கு சொல்லியே தர வேணாம் இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்து அதிகமாகவே இருக்கும் நல்லா பேசுவாங்க இல்லை எல்லா இடத்துலையும் நல்லா பழகுவாங்க அன்பு பாசத்தை நிறைய காட்டுவாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க தெரியாது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிற கேரக்டரா சிம்ம நகலக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க அதே சமயம் கோபம் வந்து அதுக்கு சரிசமமா கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமா வரும் சிம்ம கிட்ட அதிகம் சில பேர் பேச மாட்டாங்க ஏன்னா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க தப்பு எது சரி இது தப்புன்னா டக்குன்னு அந்த இடத்துல தப்புன்னு சொல்லிடுவாங்க சரின்னா பாராட்டுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் சிம்ம லக்ன கேரக்டர் ஆனா பழகுறதுல அவங்கள மாதிரி பழகவே முடியாதுங்க செய்யற விஷயத்திலையும் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி மனசுதான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு மனசு ரொம்ப வெள்ளன்னு சொல்லலாம் ஆனா டக்குன்னு எடுத்தரிச்சு பேசிடுவாங்க அவங்களுக்கு எனக்கு தெரியாது மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாதுங்க அவங்களுக்கு டக்குன்னு சிம்ம லக்னக்காரங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து பெரிய மைனஸ் மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க சாதிக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க அவங்க அதுல சூரியன் வேற ஆட்சி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க ஜெயிப்பாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் அவங்க கிட்ட நெருங்கவே முடியாதுங்க அந்த மாதிரிதான் சிம்ம லக்னம் வந்து ரொம்ப நல்ல கேரக்டருங்க அவங்க ஆனா என்ன ஒரு சின்ன மைனஸ் வந்து அதிகம் பேசுவாங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து தியானத்து மூலியமா சரி பண்ணிக்கலாம் அவங்க சாமி கும்புறது மூலியமாவோ தியானத்துல இருந்தாவோ அந்த பேச்சை வந்து அதிகம் ரொம்ப பேசாம ஹார்டா பேசாம சாஃப்டா பேசுறதுக்கு என்ன வழியோ அது வந்து தியானம் தான் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அதை டோட்டலா மாறிடுவாங்க அதுக்கான டிப்ஸ் தான் இது இப்ப சிம்ம லக்னத்துல சூரியன் இருந்தா என்ன பலன் லக்னாதிபதி ஆட்சி ஆட்சியில் இருக்கும் போது அவங்க தீர்காயில் பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் நான் சொல்றதுதான் கரெக்டு நான் செய்யற விஷயம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க எதிராளியே பேசவே விட மாட்டாங்க ஆனா இவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் தான் ஏன்னா இவங்க பேச்சினால அவங்க மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கண்டிப்பா கிடைக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ராசி நவம்சம் பார்க்கணும் குரு பாக்குறாரா அப்படின்னு பார்க்கணும் தொழிற்ஸ்தானத்தை இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஆனா இவங்க ஆட்சி பெற்றிருந்தாங்க சூரியன் ஆட்சி இருந்ததுன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்க ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கட்டாயம் கிடைக்குங்க அடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கலத்திரகாரகன் கலத்திர தோஷம் இருக்குங்க புதனோட சேர்ந்து இருக்கும்போது நல்லா படிப்பாங்க புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் இருக்குங்க ஆனா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுங்க மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் மூன்றாம் இடம் ரொம்ப இவங்களுக்கு நல்லா இருக்குங்க தைரியஸ்தானம் இவங்க தைரியத்துக்கு சொல்லியே தர தேவையில்ல மத்தவங்க கிரகம் கூட ஒரு சில கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துப்பாங்க இவங்க இயற்கையா பயப்படவே மாட்டாங்க எந்த விஷயத்தையும் அசால்ட்டா எடுத்து பண்ணுவாங்க மத்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் பார்த்து போகணும் இந்த இடத்துல வண்டி எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தைரியமா எடுத்து ஓட்டுவாங்க எதையும் பார்த்தலாம் இதையும் சமாளிச்சிடலாம் இதெல்லாம் என்னால பண்ண முடியும் இதெல்லாம் என்னால ஈஸியா செய்ய முடியும் அப்படின்னு சீக்கிரமா இறங்கிடுவாங்க சக்சஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த அவசரம் வந்து கூடாது கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க நாலாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பா இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா வரும் மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சானனால சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது ஒரு பூர்வீக சொத்தே கிடைக்குது சில தடைகள் ஏற்படும் அப்பா சைட்ல இருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்காது அந்த மாதிரி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா மற்ற எந்த கிரகம் சேர்ந்து இருக்கு அதை நம்ம முக்கியமா பார்க்கணும் பார்த்தா நம்ம இன்னும் தெளிவ பலன்கள் சொல்லலாம் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வீகம் சொல்லி சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் வந்து குழந்தை பாக்கியத்தை லேட் பண்ணுங்க தங்கனா கூட அது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா லேட் ஆகும் குழந்தைகள் வந்து ரொம்ப லேட் ஆகும் லேட்டா பிறக்கும் அந்த மாதிரி குலதெய்வத்தை வழிபடும் போது அவங்களுக்கு சீக்கிரமா நல்ல நல்ல காலங்களோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அடுத்து ஆறாம் இடம் நோய் நொடி எதிரின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் கொடுக்குங்க பார்த்து ரொம்ப கவனமா இருக்கணும் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவில் இருக்கக்கூடாது ஏழாம் இடம் குடும்ப வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்கணுங்க ஏழாம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் சலசலப்புகள் ஏற்படும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு மறைக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சூரியன் வந்து மறைவில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் மன கஷ்டம் ஏற்படுங்க உடல் உபாதைகள் அதிகமா ஏற்படுத்தும் அதனால தியானத்துல அதிகமா அவங்க தியானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் வந்து சூரியன் வந்து உச்சம் உச்சம் படும்போது கண்டிப்பா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு தீர்க்காயுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்ன கிரகங்கள் இதுல சேர்ந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க பார்த்தாதான் முழுமையான பலன் வந்து கிடைக்கும் காரகன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு நான் தப்பா வந்து நிறைய இவங்களுக்கு செய்வாங்க ஒன்பதாம் இடம் வந்து தந்தைன்னு சொல்லுவாங்க தொலைதூர பயணம் சொல்லுவாங்க அதிகமா தொலைதூர பயணம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளி ஊருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் அதிகமா போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வருவாங்க அலைச்சலை வந்து கொடுக்கும் ஒன்பதாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பத்துல பத்தாம் இடத்தை பார்த்தாலோ சூரியன் வந்து பார்த்தாலோ இல்ல அந்த இடத்துல உட்கார்ந்தாலோ கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க அதுக்கான சில மந்திரங்கள் இருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அதை பண்ணா கண்டிப்பா கிடைக்குங்க அடுத்து பதினொன்றாம் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் பகவான் இருந்தார்னா லாபத்தை கொடுப்பாரு என்னென்ன கிரகங்கள் பார்க்குது என்னென்ன கிரகங்கள் அங்க உட்காந்துருக்குன்னு பார்க்கணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறும் கண்டிப்பா நல்லா இருக்கும் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் அதுல இருந்தா சின்ன சின்ன உடல் உபாதைகள் நிம்மதியான தூக்கம் சனி ராகு கேதெல்லாம் சூரியனோட சேர்ந்து நிம்மதியான தூக்கம் கெடுக்குங்க தூக்கங்கள் வந்து இருக்காது உடல்நிலை தொந்தரவு அதனால தூக்கம் இல்லாதனால உடல்நிலை தொந்தரவு எல்லாம் கொடுக்குங்க அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஆனா அவங்க தியானத்து மூலியமா அவங்க போனாங்கன்னா இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்க தைரியசாலி பலசாலி எதிரி நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க சக்சஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்